அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசார குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணத்துக்கு உண்டான பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாங்க அதிசார குரு பயிற்சினா என்ன அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்குறேன் சின்னதா கொடுக்குறேன் வருடத்திற்கு ஒரு முறை தான் குரு பகவான் மாறுவாரு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்து தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர வீட்டுக்கு வந்தாரு இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் தான் குரு பயிற்சி ஆகுது அதுக்கு முன்பே வந்து அதிசாரமா மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கும்ப வீட்டுக்கு வராரு அதிசாரம்னா முன்னோக்கி வர்றது அதனால இப்போ அதுக்குண்டான பலன்களை பார்க்கலாங்க எப்போ மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் நாள்னு வந்து நள்ளிரவு பன்னெண்டரை மணிக்கு குரு பகவான் மாறுறாரு ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த குரு பகவான் வந்து கும்ப வீட்டில் பயணம் பண்ண போகிறாரு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து துலாம் ராசி அந்த துலாம் ராசியை வந்து குரு பகவான் டைரக்டாக ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகம் வந்து காத்துட்டு இருக்கு இது எப்படிங்க சுக்கர வீடு அது வந்து இது வந்து அசுரகுரு அது தேவகுரு பார்த்தாவே பிரச்சனை இல்லைங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வை தான் முக்கியம் அது சுக்கரனோட இடமா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து நல்லது பண்ணுங்க எந்த விதமான கெடுதலுக்கும் இருக்காது அதே மாதிரி ஐந்தாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா துலாம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான் அடுத்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பதினோராம் இடத்தையும் குரு பாக்குறாரு இப்போ ஐந்தாம் இடம் துலாம் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு குரு பகவான் அப்போ முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பூர்வீக சொத்து பிரச்சனை எதாக இருந்தாலும் முடிவுக்கு கண்டிப்பாக வரும் பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு அனைத்து விதமான பாகியங்களும் கிடைக்கும் செல்வங்களும் கிடைக்கும் பொருள் ஆபரங்கள்லாம் சேரும் கண்டிப்பாக வந்து சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ வந்து அதிகமாக ஏற்படும் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க சுபகாரியங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசி வீட்டில் தொழில் நல்லா இருக்கும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போவீங்க வேலை இது வரைக்கும் கிடைக்காதவங்க கட்டாயம் இனிமேல் வேலை கிடைக்கும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்குங்க இது சில பேருக்கு வந்து நடக்கல என்னங்க நீங்க சொல்றீங்க அதிசார் குரு பயிற்சின்னு அப்பப்ப சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல குரு பயிற்சி சொல்றீங்க சரியா நடக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது என்னன்னா உங்களை ஜனனகால ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கணுங்க உங்க ஜாதகப்படி இன் இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் என்ன நடந்துட்டு இருக்கு சுபர்கள் பார்வை இருக்கா தொழில் ஸ்தானத்துல லாபஸ்தானத்துல என்ன கிரகங்கள் உட்காந்துருக்கு சுப கிரகங்களா சுப கிரகங்களா லக்கணம் எப்படி இருக்காங்க சுபர்கள் பார்வை இருக்கா என்ன சாரம் வாங்கியிருக்கு தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இது மாதிரி டீட்டெயிலாக நம்ம டெப்த்தாக பார்க்கும்போது இந்த கோச்சார பலனும் அவங்களுக்கு செட் ஆகி அவங்க ஜாதக பலனும் இதே மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம்னே சொல்லாங்க லட்சாதிபதி கோடீஸ்வர யோகம் சொல்லலாம் டெஃபினட்டாக சப்போஸ் இந்த தசாபதிகள் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா தான் அதில் பிரச்சனையாக மாற்றுறாங்க கடன் பிரச்சனைகள் வீட்டில் குடும்ப சண்டைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க அவங்க ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இது அதிசார குரு பயிற்சி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் சில பேருக்கு கம்ப்ளீட்டாக ஒன்றுமே எனக்கு நடக்கலை இந்த விஷயம்லாம் நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கலை அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருக்கீங்க அவங்க ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இதை முழுமையாக நம்ம பலனை சொல்ல முடியுங்க அதிசார குரு இந்த குரு மாறுறாரு இதை வச்சு நம்ம பலன் வந்து பொது பலன் தான் இப்போ நம்ம சொல்ல முடியும் ஜென்ரல் கான்செப்ட் சில பேருக்கு நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது இதே இப்போ நான் சொல்கிற விஷயமே ஒர்க் அவுட் ஆகுது எதனாலனா அவங்க அவங்க ஜாதகப்படி இப்போ தசா புத்தி வந்து ஒரு சுபர்கள் தசை நடக்கலாம் சுபர்கள் புத்தி நடக்கலாம் அந்தரம் நடக்கலாம் ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியஸ்தானமோ தொழில் ஸ்தானமோ லாபஸ்தானத்திலையும் சுபர்கள் பார்வை இருந்து சுபர்களுடைய விஷயங்கள் வந்து அங்கே இருந்தது கிரகங்கள் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த டைம் இப்போ மாறுறாரு இல்லைங்களா கோச்சார பகவான் குரு மாறும்போது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைலாம் நிவர்த்தி பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க அதனாலதான் தான் இந்த கோச்சார பலன் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இல்லைன்னு சொல்லணும் ஆனால் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க சப்போஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் நம்பருக்கு கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் வந்து சேரும் தந்தையோட உதவி கிடைக்கும் தகப்பனாருடைய ஆதரவு கிடைக்கும் அன்பு பாசம் சொத்துக்கள் அப்பா மூலியமா வ வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவுவார் சொத்து கொடுத்தோ பண பிரச்சனையிலேருந்து நீக்கி அப்பா வந்து ஒரு உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்பா பெரியப்பா அந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது தந்தை ஸ்தானமும் குறிக்கும் பாக்கியஸ்தானமும் குறிக்கும் அது மூலிமா நிறைய பாகியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இடத்த விட்டு இடம் டிரான்ஸ்ஃபர் போகிற மாதிரி இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதர் ஸ்டேட்டோ இல்லை அதர் கண்ட்ரியோ அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சான்சஸ் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க விட வேணாம் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு அப்போ தொழில மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க ஒரு நார்மலா வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் தீக்கிறதுக்கு சரியா இருக்கும் கண்டிப்பா இந்த முறை அப்படி இருக்காது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய ஒரு யோகமும் நல்ல தனவரவு பொருள் வரவும் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நீங்க வாங்கி போடுவீங்க பொருள்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் தன் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரம் இந்த மாதிரிலாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பணம் சேமிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப கண்டிப்பா வந்து நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க சேவிங்ஸ் நிறைய இருக்கும் இந்த டைம்ல அடுத்து துலாம் வீட்டை பாக்குறதுனால இது நாள் வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா இது சுமூகத்துக்கு வருங்க அதனால நாலாம் இட சுகஸ்தானத்தை வந்து சுகஸ்தானத்திலே பாத்தீங்கன்னா தாய்ஸ்தானத்திலே சனி பகவான் உட்காந்துட்டாரு அதனால இப்ப துலாம் ராசிக்காரவங்கள தாயோட நிலைமை வந்து ரொம்ப உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த தாய்க்கு இருக்கும் அது கூட நீங்கள் இருக்கும்போது இந்த துளாராசிக்காரங்க வந்து அவங்க தாய் கூட இருக்கும்போதே சில பிரச்சனைகளை வந்து இப்போ சந்திப்பீங்க நல்லா இருக்கு இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசியோட தாய்க்கு வந்து உடல்நிலை பாதிப்பு காட்டுதுங்க அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாயை பார்த்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை தந்தையோட ஸ்தானத்தை வந்து குரு பகவான் டைரெக்டாக ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் மூலியமாக உங்கள் தந்தைக்கு யோகன்னே சொல்லலாம் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் காத்துட்டு இருக்கு உங்க ஜாதகப்படி தயவு செஞ்சு இந்த டைம்ல வந்து உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏன்னா குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த தடவை ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன ராசின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசி மிதன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி கும்பராசி இந்த அஞ்சு ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு ராசி மற்றும் லக்கணக்காரங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க நியர்பை யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க உங்க ஜாதகத்தை சப்போஸ் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பருக்கு கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க உங்க ஜாதகம் பார்த்து நான் கொடுக்குறேன் ஆனா உங்கள் ஜாதகமும் கண்டிப்பாக இந்த டைமில் பாக்கணும்னா ரைட் டைம் இது உங்களுக்கு இந்த ஆறு மாதம் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஜாதகம் இதுக்கு ஃபேவரபிளா இருக்கா இல்லையா அதை வந்து முக்கியமாக பார்க்கணுங்க ஏன்னா சுபர்களுடைய தசை நடக்குதா அசுபர்களுடைய தசை நடக்குதா என்ன தசா புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது என்ன சாரம் வாங்கியிருக்கு உங்கள் லக்கணத்துலேருந்து தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது லாபஸ்தானம் எப்படி இருக்குது பாகிஸ்தானம் எப்படி இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜாதகம் பார்த்தே நம்ம சொல்லிடலாங்க இந்த கோச்சார பலனும் நம்ம அதையும் வச்சு ரெண்டும் மெர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அதனால தான் ஜாதகம் கண்டிப்பாக பாருங்கள் சில பேருக்கு வந்து செட் ஆகலை கோச்சார பலன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாதகம் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக செட் ஆகும் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் அவங்க தாய்க்கு மட்டும்தான் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் ஒரு சோர்வு ஏற்படும் அவங்க தாய்க்கு துலாம் ராசியோட தாய்க்கு நான் சொல்கிறேன் சோர்வு ஏற்படும் மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய வந்து போகும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இது மற்றபடி உங்களுக்கு வந்து வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த குரு பகவானோட குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிசார் குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்